நம்ம வீடியோ பார்க்க வந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங் சாங்ஸ் வித் மீ வெள்ள பண்ணாரம் ஸ்ட்ரைட்டா வீடியோல போயிடலாம் ஒரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி விதை நாய என் ஃப்ரெண்டு என்ன வந்துட்டு மச்சா நான் யாரும் பிரேக்கப் பண்ணிடுறேன்டா அப்படின்னா என்ன மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னா இல்ல மச்சான் நேற்று ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போனாங்க என் மானத்தையே வாங்கிட்டாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணா அப்படின்னா இல்ல மச்சான் இங்க இருந்தே சொல்லி தான் கூட்டு போனா சிரிக்காத சிரிக்காத நாங்க வந்து சிரிச்சா என் மானம் போயிடுச்சுடா மச்சான் டேய் அவ சிரிக்கிறவங்க உமான எப்படா போவோம் அப்படின்னா மச்சான் உனக்கு புரியலையா கச்சா பூவு கண்ணால செப்பு செல்ல உன்னால வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால ட்ரெண்டிங் சாங் ஒன்று இருக்குது பாடுற கேளு அப்படின்னா தேன் மொழி பூங்கொடி வாடி போச்சு என் செடி என் ஃப்ரெண்டு எந்த பொண்ணு இருந்தாலும் சும்மா பட்டு பட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துல கட் பண்ணிடுவான் ஜாக்கெட் ஃப்ரெண்டு மச்சான் எப்படி மச்சான் உன்னால மட்டும் முடிஞ்சு யார் ராணி அப்படின்னா மச்சான் நம்ம அஞ்சாவது போது மிஸ் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னா ஆமா மச்சா காக்கா கதை காக்கா கதை கேட்டு இருக்க காதல ஓலா ஓட்டி இருக்க அடப்பாய் பேக்காத்தா இருந்திருக்க வேக்காடா நான் தெரிஞ்சிருக்கேன் காதல ஓலா ஓட்டி இருக்கேன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கும் போது ஒரு பொண்ணு என் கண்ணை பார்த்து நான் அந்த பொண்ணு கண்ணை பார்க்கறேன் அந்த பொண்ணு கண்ணிலே பேசுது தன் பாசை பேசினால் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே அப்படின்னா என் ஃப்ரெண்ட் வந்து மச்சான் என்னடா பண்ற மச்சான் அந்த பொண்ணு கண்ணிலே பேசுறா அப்படின்னா மயிரா பேசுது அந்த பொண்ணு பாவம் பிறக்கும் போது கண்ணு தெரியாம வாய் பேச முடியாது போறது இல்ல கண் பாசை என் லவ்வர்கிட்ட போயிட்டு உன்மறைவுகளும் முத்தம் கேட்கின்றதே அப்படின்னு வந்துட்டு மச்சான் உன்னை உங்க அம்மா கெட்ட கேட்ட வார்த்தையில கேக்குதுடா ஒரு வேதியல் மாற்றம் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே மச்சான் நாடா அம்மா வந்துச்சிடும் அண்ணையே உன் வருகையில் எனக்கு தெரிகிறது செருப்பு ரெண்டா பியா போகிறது அண்ணையே என் மனம் இப்போ துடிக்கிறது கால்கள் தன்னால் நடுங்கிறது அண்ணையே அனைவரும் அன்னைகளுக்கு மரியாதை தெரியுமா நான் லவ் பண்ற பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் பாய் ஃப்ரெண்டும் இருக்கா ஒரே கம்யூனிகேஷன் அத மிதியவ பார்த்தா ஒரு சாட்டிஸ்பாக்சன் டாடா வெக்கமே இல்ல டேய் நான் மத்தவங்கள மாதிரி லவ் பண்ணல சரி நீ சொல்றத நினைச்சா கொஞ்சம் கேவலமா தான் சாட்டிஸ்பாக்சன் என் ஆள் எங்க ஒரு பாட்டு பண்ண என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு மச்சான் என் ஆள் அதான் உன் தங்கச்சி எனக்காக ஒரு பாட்டு பண்ணிடுறேன் கேளலாம் அப்படின்னா டேய் போடா அப்படின்னா டே ப்ளீஸ் மச்சான் ஒரே ஒரு டைம் கேள்றா அப்படின்னா டேய் மிஞ்சி மிஞ்சி போட என்ன பாட்டு பாடுப்பா என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ என் பேர் பாடலாம் ஆமா மச்சான் உனக்கு எப்படா தெரியும் ஆமா மச்சான் உன் ஆளு என் தங்கச்சி போன வருஷம் என் ஆளு உன் தங்கச்சி அதே பாட்டு என் அவருக்கும் எனக்கும் சண்டை சரி அவளை பாட்டு பாடி சமாதானம் பண்ணலாம் சொல்லிட்டு அடி எதுக்கு உன்னை பார்த்தேன் நினைக்க வைக்கிறியே அப்படின்னா ஓ ஒரு சண்டைக்கு நான் அவ்வளோ போர் அடிச்சேன்ல இப்போ இவ்வளோ கேவலம் நினைச்சிட்டேன்ல அடி நெஞ்சுக்குள்ள நிக்காம நீ மலை அடிக்கிறிய நான் அடிக்கலடா நீ தான் அடிக்கிற நான் லவ் பண்ண பாரு என்ன சிறுப்பு கட்டி நானே அடிச்சுக்கணும்டா ஹலோ மியூசிஷியன்ஸ் கொட்டேண்டாமா ப்ளூ பஸ் இடுப்பு வேட் அவியடி கிச்சிடி சாச்சாச்சாடியா மச்சான் உங்க அம்மா வருதுடா எங்க அம்மா வருதுடா கண்டட்டு தானே வர மாட்டேங்குது ப்ளூ பஸ் உன்மறைவுகளும் ஒரு வேதியியல் மாற்றம் தான் வர மாட்டேங்குது பார்த்தா லவ் சாங் கூட வர மாட்டேங்குது musicians ကိုထဲနမှာ